ஏய் போடா ஏய் போடா அங்கதான் யாரும் இல்லைல்ல நீ தாண்டா போன போடா என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுறீங்க விக்ரம் யாருன்னா பாத்துட்டு போறாங்க கிரெடிட் பார்க்கலாம் ஏண்டா இப்ப சொன்னால் புரியாது அப்புறமா சொல்றேன் வா கரண்டு பட்டி சும்மா ரா குரங்கு ஏண்டா மாப்பிள்ள என்னென்னமோ செத்து கிடக்குறான் iki yolunu belirler. Goblin kena air. Goblin kena air.